அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதன லக்னத்துக்கான பலன்கள் பத்தி தான் பார்க்க போறோம் மிதன லக்னம் அவங்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் அவங்களோட கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க இப்ப மிதன லக்னம் அப்படின்னா மிதன லக்னாதிபதி யாரு புதன் தான் ஆட்சி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மிதன லக்கணத்தை பத்தி பார்த்துடலாங்க அதுக்கப்புறம் புதனை பத்தி பார்க்கலாம் இப்ப மிதன லக்கணக்காரங்க என்ன மாதிரி கேரக்டர்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான டைப்புங்க ரொம்ப சிரிச்சு முகமா இருப்பாங்க அது இல்லாம சினி ஃபீல்டில் பாத்தீங்கன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க புதன் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் ஒன்னும் ஆட்சி உச்சத்துல இருக்கும் இல்ல ஆட்சியில இருப்பாங்க அப்ப நிறைய வந்து நகைச்சுவை உணர்வு வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு மற்றவங்களை விட அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அவங்க அந்த மாதிரி கேரக்டர் மிதுன லக்னக்காரங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேங்க அதில் வந்து செவ்வாய் சூரியன் சனி ராகு கேது சேர்ந்ததுன்னா உறவினர்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க பகைவராக இருப்பாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட பழக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க சும்மா இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க இவங்களை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதனால அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த மாதிரி ஜாதகத்துல ராசி நவாம்சம் கட்டம் பாத்தீங்கன்னா அதில் கண்டிப்பா தெரியும் புதன் வந்து எதோட சேர்ந்திருக்காருன்னு சொல்லி நம்மளே பார்க்கலாம் அதுல பார்க்கும்போது இந்த மாதிரி கிரகங்கள் வந்து சேர்ந்திருக்க கூடாதுங்க சேர்ந்தது தாய்மாமன் உறவு வந்து இருக்காது பலமா இருக்காது இருந்தாலும் அவங்களால பிரயோஜனம் இருக்காது அந்த மாதிரிங்க அதே வந்து புதனோட குரு சுக்கரன்லாம் ஆனா எந்த இடத்துல சேர்ந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் எந்த ஜென்ரலா பொதுவான கருத்து தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அதுல குருவோ சுக்கரனோ அந்த புதன் பகவானோட சேர்ந்திருந்தாங்கன்னா கலையாகும் அதிகமா இருக்குங்க கலைத்துறையில சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தோடையுமே ஒத்து போவாங்க மிதுன லக்கணக்காரங்களோட ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கோடையும் மற்ற எல்லா லக்னத்துடையும் ஒத்து போற குணம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேச்சாற்றல் அந்த மாதிரி இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி அவங்க பேசிட்டு வந்துருவாங்க நேக்கா இருந்து வெளியே வரதுக்கான எப்படி வெளியே வரணும் இவங்க இப்படி பேசுறாங்க சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களுக்கு டெக்னிக்லாம் தெரியுங்க அதெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் சாதுரியமா சூட்சமா ஒரு நல்லபடியாக பழகிட்டு அவங்க வருவாங்க மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க இவங்க அந்த மாதிரி கிடையாது ஆனால் லக்கணத்தில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் மிதன லக்கணமாக மிதன லக்கணத்துக்கு பொதுவான பலன்கள் தான் அதில் லக்கணத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது புதனோட என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் பார்க்கணுங்க இது பொதுவான கருத்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அந்த இடத்துல வந்து புதன் வீடு மிதன லக்கணத்துக்கு வந்து குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவாற்றலும் அதிகம் அவங்களோட குணமும் வந்து மென்மையான குணம் உயர்வான நோக்கம் எதிரி நம்ம சாதிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ணி இப்ப காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எண்ணங்கள் வந்து கண்டிப்பா இயற்கையாவே இருக்குங்க அது சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கும் அவங்க சாதிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துலனா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே அதை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கான முயற்சிகள் வந்து சின்ன வயசுலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து இப்போ மிதுன லக்னத்தில் புதன் இருந்தால் என்ன பலன்னு சொல்லி பார்க்கலாங்க மிதுன லக்னத்தில் புதன் வந்து ஆட்சி லக்னாதிபதி ஆட்சின்ற போது அவங்களுக்கு தீர்காயு அவங்க நல்ல கேரக்டர் இருப்பாங்க நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்கன்னா ரொம்ப காமெடி பண்ணுவாங்க ரொம்ப சிரிக்க வைக்கிறவங்க யாராக இருந்தாங்கன்னா அங்கே ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி உச்சம் பெற்றவங்க மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்க எல்லாரையுமே காமெடி பண்ண முடியாது எல்லாரையும் யாரையும் சிரிக்க வைக்க முடியாது ஆனால் அது அவங்களால முடியும் மிதுன லக்கணத்தில் புதன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கேரக்டர் கண்டிப்பாக இருக்குங்க லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு அடுத்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து புதன் வந்து பகையில இருக்கு அப்ப சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் கூட கெட்டு போறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இரண்டாம் இட குடும்பஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து பகையா இருக்கிறதுனால தாய்மாமனோட உறவு வழிகள் வந்து அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது அடுத்து மூன்றாம் இடம் நம்ம தைரியஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றவங்க பிரச்சனை எல்லாம் இவங்களே இழுத்து போட்டுப்பாங்க சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து நான் நான்காம் இடம் நான்காம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா தாய்ஸ்தானம் அடுத்து வண்டி வீடு வாகனம்லாம் சொல்லுவோம் உயர்கல்வி சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்லா இருக்கு புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்காங்க அதனால கல்வியிலேயே ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அவங்க அதே சமயம் வந்து சூரியன் புதன் சேர்ந்திருந்தாவோ இந்த மாதிரி வந்து உயர்கல்வியை கொடுக்கும் அடுத்த லெவலுங்க இங்க இவங்க அடுத்த லெவல் போவாங்க படிப்புலயே ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு டிகிரியோட முடிச்சிருவாங்க அடுத்து ரெண்டு டிகிரி பண்ணுவாங்க அடுத்தது ஹையர் லெவல் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த புதனாதிக்கம் ஆதிக்கம் இருக்கவங்க வந்து பிஹெச்டி வந்து படிப்பாங்க இந்த ஆட்சி உச்சம் பெற்றிருக்கவங்க வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி படிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க தான் நிறைய படிப்பாங்க அதுல ஆர்வம் வந்து நிறைய இருக்கும் இவங்களுக்கு அதனால நாலாம் இடம் பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே கிடைக்குங்க வண்டி வீடு வாகனம் எல்லாமே அவங்களுக்கு அந்த யோகம் இருக்கு தாயோட இடமும் நல்லதுதான் அந்த இடம் தான் புதன் வந்து ஆட்சி உச்சம் இருந்தால் தாய்க்கும் ரொம்ப நல்லதுங்க ஐந்தாம் இடம் பூர்வீகம்னு சொல்லுவோம் அந்த பூர்வீக இடத்துல வந்து ஐந்தாம் இடத்துல புதன் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்புங்க இவங்க எண்ணி எண்ணமெல்லாம் நிறைவேறும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தா அடுத்து ஆறாம் இடம் நோய் நொடி எதிரின்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி நோய் நொடி எதிரின்னு சொல்லும்போது சில எதிரிகளால இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆறாம் இடத்துல ஏன்னா லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவு ஸ்தானத்துக்கு போகக்கூடாது அப்ப சின்ன சின்ன எதிர்ப்புகள் இவங்களுக்கு தெரியாம சில வேலைகள்லாம் மற்றவங்க எல்லாம் செய்வாங்க அது இவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலைலாம் உருவாகுங்க அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் கணவன் மனைவி பத்தி நம்ம சொல்ல போறது அது நம்ம பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரொம்ப அந்யூன்யமா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குங்க ஏழாம் இடத்துல புதன் இருந்ததுன்னா ஆனால் எந்த இடத்துலையும் தனித்த புதன் இருக்கக்கூடாது நான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுக்கான பலன்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா கணவன் ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்குங்க சிறப்பு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடம்னு பார்த்தீங்கன்னா அது ஆறு எட்டு பன்னெண்டுல வந்து புதன் வந்து மறையக்கூடாதுன்னு சொல்லுவோம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து போகணும் உடல் ரீதியாக மன ரீதியான பாதிப்புகள் நிறைய வருங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தையோட இடமும் சொல்லுவோம் தொலைதூர பயணம் சொல்லுவோம் அந்த இடத்துல புதன் இருந்தா இவங்களுக்கு எண்ணிக்காரங்கள் நிறைவேறுங்க அப்பாவால சில நன்மைகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லதுங்க புதன் பகவான் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும் அடுத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் நம்ம சொல்லுவோங்க அந்த இடத்துல நீச்சம் புதன் பகவான் வந்து நீச்சம் வர்ற மாதிரி இருக்கு அப்ப வந்து என்ன கெட்ட பழக்கங்கள் ட்ரிங்க்ஸ் ட்ரக்ஸ் அடிக்ட் அதில் வேற ஏதாவது கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் சிவியரா இருக்கும் தாய்மாமனோட சப்போர்ட் இருக்காது இருந்தாலும் அவங்களால புரோஜனம் இருக்காது அந்த மாதிரி கேரக்டர் வந்து இவங்களா உருவாக்குறத விட மற்றவங்களால உருவாக்கப்படுவாங்க கண்டிப்பா அதுக்குள்ள தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறைய இருக்கு அதனால புதன் நீச்சமா இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவுலையும் இருக்கக்கூடாது நிறைய கெட்ட பழங்கள் வரும் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க புதன் வந்து நீச்சத்துல இருக்கக்கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானம் நல்ல இடத்துல ஒரு தொழில உட்காருவாங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்லா படிப்பாங்க இது உயர்கல்வியும் சொல்லலாம் பதினொன்றாம் இடம் சயின்டிஸ்ட் அந்த அடுத்த லெவல் போவாங்க இல்லைங்களா டிகிரி வைஸ் நம்ம முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் எம்எஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ் எம்டி மருத்துவ கல்வி மருத்துவத்தை பற்றி படிக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வினா பிஹெச்டி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பதினொன்றாம் இடத்துல புதன் இருந்ததுன்னா ஞானகாரகன் அவங்க தான் அவர் தான் நல்லா வந்து படிப்பாங்க திறமைசாலியாகவும் இருப்பாங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது அடுத்தது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க உடல் ரீதியாக மன ரீதியான பாதிப்புகள் இருக்கும் அது வந்து அவங்க பார்த்துக்கணும் சில கெட்ட பழக்கங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லக்னாதிபதி மறைவில் போகக்கூடாது நீச்சத்தில் போகக்கூடாது அது ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க இருந்தாலும் ராசி கட்டவும் நவாம்சமும் பார்க்கும்போது தான் ஃபுல்லாக இவங்களை பற்றி என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்னென்ன கிரகங்கள் சேர்ந்துருக்கு என்னென்ன பார்வையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப இன்னும் டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து புதன் வந்து எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் சொல்லி பொதுவான கருத்து தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பொதுவான ஒரு குணாதிசயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவங்களுக்கு என்னென்ன பிளானட் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அடுத்து குருவும் சனியும் பார்த்தீங்கன்னா தர்ம தர்மாதிபதி யோகம் இவங்களுக்கு இருக்கு குரு சனி இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இவங்களுக்கு இயற்கையா இருக்கு ஒன்பது கோடியும் பத்து கோடியும் சேர்ந்து அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு மிதுன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் குரு பகவான் ஹெல்ப் பண்ண மாட்டாருங்க உதவி செய்ய மாட்டாரு எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாதகாதிபதியும் அவங்க தான் கேந்திராதிபதியும் அவர் தான் அதனால அவரால் உதவி பண்ண முடியாது இருந்தாலும் அவங்க என்னென்ன கிரகம் அதை பார்க்குது அதுன்ற அந்த அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ராசி கட்டம் நவாம்சத்துல என்னென்ன கிரகம் அந்த பார்வை படுது புதனோட என்னென்ன கிரகம் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில நம்ம பார்க்கலாங்க மற்றபடி புதன் புதன் வீடு வந்து மிதுன லக்னத்துல புதன் வீடு ரொம்ப சிறப்பு நாலாம் இடம் ஆட்சி உச்சம் இருந்தா அது ரொம்ப சிறப்புங்க இந்த ரெண்டு இடமும் வந்து ரொம்ப நல்லது நல்லதுங்க ஐந்தாம் இடம் பூர்வீகமும் புதன் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்புங்க பூர்வீகம் கெட்டு போலன்னு அர்த்தம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கும் மிதன லக்கணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அது அவங்களோட குணாதிசயங்கள் வந்து அவங்க நினைச்சா கண்டிப்பா சாதிப்பாங்க ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க அசால்ட்டா இருப்பாங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க வின் பண்ணுவாங்க ஜெயிப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்